வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக்கு அதாவது இன்று நான் இன்னைக்கு சொல்ல போவது வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன டிசைன் நடக்கிறது இந்த டிசையில் நீங்கள் இதை தான் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த டிசைங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சனி டிசைனாக எடுத்திங்கன்னா சனி டிசை பத்தொம்பது வருஷம் சுக்கிர டிசை இருபது வருஷம் இந்த இருபது வருஷமே நான் நல்லா தான் இருப்போம் நாங்கள் இந்த பத்தொம்பது வருஷமும் நல்லா தான் இருக்குமா யாருமே அப்படி இருந்ததில்லை எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் ஒவ்வொரு வருஷமே வந்துருக்கு அந்த லாஜது பேச்சு குறிப்பு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பிட்டு சில சம்பவங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் ஆனால் வாழ்நாளில் எப்பொழுது ஏற்படும் சரிங்களா அந்த திசையை வச்சு இப்போ வந்துட்டு நான் சனி திசையை வச்சு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்துங்க இது வந்து ஒரு ஜோதிட சூட்சமும் கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சானிடைசிங் நடக்கிறது அப்படின்னா சானிடைசிங்னா எனக்கு பத்தொம்பது வருஷம் இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு வைங்க நான் சானிடைசிங் அப்படின்னா நல்லா தானே இருக்குது நல்ல ஜாதகப்படி நல்லா இருந்ததாக செய்யணும் கெட்டது செய்யக்கூடாது அண்ட் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வைங்க இந்த சனி என்ப கிரகம் வந்து டனூர் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்குது அப்படின்னு வைங்க இப்போ கோ இப்போ கோச்சாரத்தில் சனி எங்கே இருக்குது தனுசல் இருக்குது சரிங்களா அப்படின்னா இந்த சனி என்ற திசாநாதன் என்ற கிரகம் கோச்சாரத்தில் நீசம் பெறக்கூடாது எனக்கு பத்தொம்போது வருஷம் சனி தசை நடக்க போகுது சரிங்களா அப்படின்னா இந்த சனி என்பது கோச்சாரத்தில் எப்போ நீசம் பெறும் மேகத்தத்தில் சனி இருக்கும்போது தான் நீசம் பெறும் அப்படின்னா இந்த சனி என்ற கிரகம் வந்து தடு தடுசு ராசியை கடந்து மகரம் கும்பம் மீனத்தை கடந்து மேச ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சரிங்களா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் தனு லக்கணத்துக்கு இரண்டு மூன்றக்குரியவன் ஐந்தாம் பாவத்தில் நீசம் அடைகிறான் அப்படின்னா அந்த மேசத்தில் நீசமாகிற டைமில் வந்து சன்ரைஸு கண்டிப்பாக நடக்கும் அந்த நேரத்தில் வந்து ரிசானரன் நீச்சம் நீசமாக இருக்கிறனால ஐந்தாம் பாகவம் இரண்டு மூன்று காரகத்துவங்கள் எனக்கு அடிபட தொடங்கும் அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாத்தா வழி விஷயங்கள் இன்னும் குலதெய்வ வழி பாதிப்பு சரிங்களா சகோதர வழி பாதிப்பு அப்படி எல்லாமே அந்த காலகட்டங்களில் அதீதமாக நடக்கும் சரிங்களா அதே மாதிரி தசாநாதன் மட்டும் இல்லை கோச்சாரத்தில் உங்களுக்கு புதன் புத்தி நடக்குதுன்னு வைங்க இப்போ புதன் புத்தி நடக்கிறதுனா இப்போ இன்றைய தேதியில் வந்து புதன் நீசமாக இருக்கிறாரு உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ புதனாக இருக்குன்னு வைங்க தனூர் லக்கணத்துக்கு சரிங்களா அந்த புதன் வந்து இப்போ உங்களுக்கு புதன் புக்தி நடந்து இருப்பில் இருந்து அந்த புதன் நீசமாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் பதினைந்து நாள் இருபது நாள் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் அந்த ஏழாம் பாவம் மனைவி வழியோ நண்பர்கள் வழியோ தொழில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஒரு நெகட்டிவான பலன்கள் நடக்கும் சரிங்களா இதுதான் ஒரு சூச்சம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இந்த நேரத்தில் தான் சில பேர்லாம் வருவாங்க பிரச்சனைங்க ஏன்னா அந்த பதினஞ்சு இது சொல்லப்போனால் இருபது நாள் ஒரு மாதம் தான் இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நீசமாகிறது கோச்சார கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தை செயல்படுத்தும் நீங்கள் பிறந்த அன்னைக்கு ஒரு ஜாதகம் இருந்துச்சு சரிங்களா அது வாழ்நாள் கர்மாவை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அது இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதை நோக்கி தான் போவீங்க ஆனால் அந்த வழியை வந்து தீர்மானிப்பது என்பது வந்து இந்த புதன் ஆனால் புதன் என்பது நீசமாகிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமாங்க ஒரு விஷயத்தை புதன் என்பது டெசிஷன் எடுக்க வைக்கிறது ஒரு விஷயத்தை சிந்திக்க வைக்கிறது இந்த நீசமாகறதுனால தவறான வழியில் சிந்திக்க வைக்கும் சரியான முடிவு எடுக்க முடியாது குழப்பத்துலேயே இருக்கும் மற்றவங்க யாராவது உங்களே மட்டும் குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க அதில் போகலாமா பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படுத்தும் வேறு ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலயமா இதெல்லாமே அந்த புதனின் செயல்பாடுகள் புதன் புத்தி மற்ற இடைவுகள்லாம் பார்க்கணும் பொதுவாக ஒரு ஜோதிட சுச்சமங்கிறது தான் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் ஆப்பில் பார்த்து அந்த காலகட்டத்தில் எந்த கிரகம் வந்து நீசமாக கூடாது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் ஏற்கனவே நீசமாகி தசை நடத்திக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்படின்னா கோச்சாரத்தில் அந்த தசாநாதனோ புத்திநாதனோ நீசமானால் மிகவும் பாதிப்பான பாதிப்பு தரக்கூடிய பலன்களை நீங்கள் சந்திப்பீர்கள் சரிங்களா இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் நீங்களா அப்படின்னு இருக்கிற சூட்சமோ நீங்கள் கண்ணு இதுக்காக அடுத்த பரிகார முறை அதை நம்ம எப்படி தவிர்த்துக்கிறது அதாவது தனியாக நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த கர்ம வினை இந்த கிரகங்கள் தனது கர்ம வினையை வலுவிளக்கும் அந்த ஜாதகனுக்கு கொடுத்து ஜாதகனை வலுவிளக்க செய்யும் என்பது விதி உங்கள் பிறப்பே கர்மவினையை கழிக்கதான் என்றபோது இந்த கிரகத்தின் வினைகளை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் சரிங்களா சரிங்க இப்போ ஏழாம் பாவம் பார்த்து புறன் நீச முடியுது எதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க டனூரில் கண்டுக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் லீவ் போட்டு தொழிலில் கொஞ்ச நாள் வேலை செய்யாத ஒரு இருபது நாள் மெடிக்கல் லீவ் போட்டுரு எல்லாம் மனைவி கூட இருக்கார வெளில ஊருக்கு போயிடு பல இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் சொன்னதுக்கப்புறம் ஆனால் சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகள் அவனை அந்த நிலையில் அப்படி விடாது அதற்கு எதிர் அந்த கிரகங்கள் வலிமை என்று காட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதையும் மீறி உங்களால் முடியும் அண்டை அதான் கர்மவினையை வெல்லும் தகுதி ஆத்ம பலத்தை எவன் ஒருவன் வெல்லும் அளவுக்கு தகுதியுடையவனாக மனதளவில் ஏற்படுத்துகிறானோ அவனால் தான் ஒரு கர்ம வினையை நம்மளால் தாங்கிக் கொள்ளும் சக்தி என்று இருக்கிறது இது ஒரு முக்கியமான சூட்சமோ இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறதான் உடனே உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடாது சொல்லிடத்தில் நீங்கள் பார்க்க